வணக்கம் நண்பா நான் உங்கள் கலைக்கென்ன இது உங்கள் சேனல் இதில் நினைப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃபிக்ஸ் டிசைனிங்க்கு பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்க இருக்கல பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் உன்னோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் டிசைனிங் டூ டைப்ஸ் இருக்குது அது விக்டோர் மற்றும் ரெஸ்டோர்னு சொல்லுவாங்க இப்போ விக்டோர் மற்றும் ரெஸ்டோர் ஃபார்மேட் ரெசல்யூஷன் எப்படி இதுன்னு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் ரெஸ்டோர் பைலாம் ஜூன் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க பிக்சர் வந்து உடையாமல் கூர்மையாகவும் ஷார்ப்பாக இருக்கும் இதுவே ரெஸ்டோர் பையில் ஜூன் பண்ணும்போது அதில் இருக்க பிக்சர் வந்து உடஞ்சி உடஞ்சி இருக்கும் கூர்மையான ப்ளோவாக தெரியும் இதுவே இந்த ரெஸ்டோர் மற்றும் ரெஸ்டரோட டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் விஸ்டர் மற்றும் ரெஸ்டரோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க அடுத்து விஸ்டர் மற்றும் ரெஸ்டர் ஃபைலோட ஃபெசிலிட்டியை பற்றி பார்ப்போம் முக்கியமாக இந்த விஸ்டர் ஃபைலை அடோபா பட்டோர் கோரல்ரா போன்ற சாஃப்ட்வேர்களில் எடிட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது இதனாலவே இந்த விக்டர் ஃபைலை நியூஸ் பேப்பர் ஆர்டிகிரி அனிமேஷன் போன்ற பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா இது வெப் டிசைனிங்க்கு யூஸ் ஆகாது அடுத்து ரெஸ்டர் ஃபைலை பற்றி தெரிஞ்சுப்போம் ரெஸ்டர் ஃபைல் வந்து வெப் டிசைனிங் வெப் அப்ரோடு ஃபோட்டோகிராஃபிஸ் போன்ற பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ரெஸ்டர் ஃபைல் ஜூன் பண்ணால் உடஞ்சிருக்கும் ஒரு மாரி ப்ளோவாக தெரியும் இருந்தாலும் இந்த ஃபைலை ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு டிவைஸுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மிக சுலபமாகவும் இருக்குது ரெஸ்டர் ஃபைலை உயரம் மற்றும் அகலத்தை டிபிஐ மற்றும் பிபிஐன்னு அளவிடுவாங்க நம்ம இந்த ரெஸ்டர் போயெல்லாம் பிரிண்டிங் பண்ண எவ்வளோ சைஸு டிபிஐ மற்றும் பிபிஐ யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம் சாதாரணமாக செவன்டி டூ டிபிஐ வெப் டிசைனிங்க்கு யூஸ் ஆகுது இதை பிரிண்டிங் பண்ணால் தெளிவாக இருக்காது அதனால three hundred and PPI use பண்ணுவாங்க இதனால இந்த ரெஸ்டர் பைல் ரொம்ப இலகுவாகவும் இருக்கும் பிரிண்டிங் பண்ணால் தெளிவாகவும் இருக்கும் அடுத்து இந்த விஸ்டர் மற்றும் ரிஸ்டருக்கு சில ஃபார்மேட் இருக்குது அதை பற்றி அடுத்து பார்ப்போம் முதல்ல விஸ்டர் ஃபைலை பற்றி பார்ப்போம் விஸ்டர் வந்து icon logo open graphics editing போன்ற பிளாட்ஃபார்மில் யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பிரிண்டிங் சீன் பண்ணவும் யூஸ் ஆகுது முக்கியமாக பார்க்கக்கூடிய நாலு ஃபார்மேட் இருக்குது அது dot AI dot EPS dot PDF dot எஸ்பிஜி போன்ற நாலு ஃபார்மேட் வந்து இந்த விஸ்டர் ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ண யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லை இந்த ஃபைல் ஃபார்மேட் ரீஎடிட்டிங் பண்ணவும் உதவியாக இருக்குது அடுத்து ரெஜிஸ்டர் ஃபைல் ஃபார்மேட்டை பற்றி பார்ப்போம் கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீன் டிசைனிங் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் இந்த ரெஜிஸ்டர் ஃபைலோட அதிகப்படியான ரெசல்யூஷன் வந்து முந்நூறு பிபிஐ வரைக்கும் இருக்குது இதில் முக்கியமான நாலு ஃபார்மெட்டை பற்றி பார்ப்போம் dot JPG dot PNG dot GIF dot TIF போன்ற ஃபார்மெட் வந்து கம்ப்ரஸான இலகுவான ஃபைல் ஃபார்மெட்டுகள் ஆகும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் பேசிக்கான வெட்டர் மற்றும் ரெஸ்டர் ஃபைல் ஃபார்மெட்டை பற்றி தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க மேலும் இது போன்ற டிஜிட்டல் கிராஃபிஷன் இன்ஃபர்மேஷன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போல் வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்